பேசாத இங்க ஏழு சும்மா அது மாதிரி சண்டை பண்ணு இருக்கேன் ஏய் பொம்பளை சோக்குடா புரியுதா பொம்பளை சோக்கு அவ்வளோ பொம்பளை சோக்கு உனக்கு இது ஏதோ டபுளா பேசுறான் அவன் மேல பேசுறா நீ அவன் அவன் சப்போர்ட் பண்ணி பேசுற அவங்கள கடைக்கு நீ அப்படியே அவனை சப்போர்ட் பண்ணி பேசுற வாலியவன் வாலியவன் வாலியவன் என்னது

செக் பண்றா மொபைல் வாங்கி நீ தப்பா தோணுது எனக்கு விருப்பமே சந்தேகமா டபுள் மீனிங்ல கேக்குறான் புத்தி நீ பண்ண கூட கேவலம் எதுவுமே இல்ல சரியா யாரு உண்மை இந்த மாதிரி எத்தனை ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட பேசிருக்கேன் யாரு வச்சிருக்கேன் யாரு தெரியும் நான் அவனே ஐடியா அவன் தானே கை விட்டான் அவனே ஐடி தள்ளி விடுறா பின்ன என்ன பண்ணியா அதே நான் அவன தள்ளி தான் விடுறா ஏய் ஏய் ஏய் போடா உன் தங்கச்சி இருந்தா போ சரி உங்க அக்கா இருந்தா போ அதெல்லாம் இட்டுன முடியாது போ உங்க அம்மா எல்லாரும் இருந்தா போ

பா என்ன சொல்லுப்பா யாருக்கு பாரு யாருக்கு ஏன் இப்போ அவனுக்கு பண்ற என்ன உங்க ரெண்டு பேரும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியல அதனால ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி பேசுறீங்க நீ எதுக்கு அவனை கூட்டு தான் கேக்குறேன் ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பா அவர் வேணும்னா இவன் வேணா இவன் வர அவனுக்கு அப்ப விட்டு போனா போயிடுவேன் கிட்ட ஏய் பிரச்சனையா இங்க வாடா அனி அனி அந்த பொண்ணு வீட்டு வரேன் என்ன பாரு அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுகிட்டாண்டா அவன் அண்ணன் வந்து கூட அஸ்தான்டா ஜெகன் வந்து விஸ்வா கூட அஸ்தான்டா சீரமா ஏய் உண்மை நடந்த சொல்றேன் வர இரு வர இரு இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிட்டேன் இப்போ மறைச்சே என்ன பண்ணு ஓடு நான் தெரியல நான் வேணா நடக்கட்டும் என்கிட்ட யாரு நீ உங்ககிட்ட என்னமா பேசணும் அப்படி தப்பா ஆ என்ன தப்பா பேசுறேன் சொல்லு கிளம்புடா ஜெகனே ஏய் வா பேச வா ஏய் தெரியுமா பேசலாம் பேசலாம் எதா இருந்தாலும் பேசலாம் நீ சண்டை போடுங்க லேடிஸ் வச்சு இரு இருந்தாலும் பேசலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தது வந்தது பாருங்க என்ன யாரால கூப்பிட்டா நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் பண்றது அப்படின்னு கூப்பிட்டாங்க என்ன பண்ணல நீங்க நான் சொல்றது இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து இவன்கிட்ட பேசுது போல இவனும் அதை பண்ணிட்டு பேசுறான்

அவன் கூப்பிடுவான் போலாம் வா என்ன குடிச்சுக்கலாம் வந்தல வா கையில கையில எவ்வளவு மேல எவ்வளவு சண்டை பேசு பேசு எவ்வளவு எவ்வளவு இவ்வளவு பொண்ணு இதுல சந்தேகம் போடுவ எல்லாம் பண்ணுவ கல்யாணம் பண்ணிக்கணுமா அந்த பொண்ணு புரியல அங்க பொண்ணு வந்தா நீ பொண்ணு போய்க்கோ அந்த ஏன்டா

அப்படியே பின்னாடி பத்திட்டு போனல அதுக்கு அப்புறம் எதுக்கு நீ என்ன அப்படியே என்ன வா போல கிளம்பிடலாம் வா இல்லம்மா நீ நீ சரி ஓகேடா அந்த பொண்ணு ஓகே வந்து கூட்டி போடா சம்மதோட கூட்டி போடா நல்ல பொண்ணா நல்ல பொண்ணா இப்போ அந்த பொண்ணு குடிச்சிட்டு ஓகே ஐயா அப்ப வீட்ல என்ன சொல்லுவ ஒரு பொண்ணு இந்த மாதிரி பேசுது அத நான் பாத்துக்கறேன் எங்க எங்க ஃபேமிலி வச்சு நாங்க பாத்துறோம் அந்த பொண்ணு விருப்பப்பட்டுச்சா நீ கூட்டி போப்பா

வேணுமா என்ன அல்வாவா அது வேணும் சொல்லி கேட்டேன் என்ன சொன்ன அதான் என்ன சொன்ன சொல்லு நீங்க சொல்லு சொல்லு பாருங்க மணி பண்ணுங்க நல்லா பண்ணுங்க டேய் இப்போ கூட தெரியும் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது எல்லாமே தெரியும் இப்போ ஓட்டே என்ன கூட்டு போனா எங்க நான் பேசிக்கிறேன் அவ்வளவு மூஞ்சி போட்டு மிட்டாய் என்னடா நீ என்ன சொன்ன என்ன சேர்த்து சொன்ன மிட்டாய் நினைச்சு நீ நான் வாடாடா போ படி போ சரி ஓகே நீ எப்படி போய் நீ ஏன்டா தடுக்கிற அவங்க பிரச்சனை வர எல்லாமே இருக்கு நான் ஆக்சன் இருக்கேன் நானு ஏடா போகுது அது ஏய் எங்க போனா இன்னைக்கு என்னடா பாத்தியா அவன் என்னடா சொல்லமா ஏய் அவங்களோட இதுவும் இல்லாம நீ எதுவுமே பண்ண கூடாதா அந்த பொண்ணு இவங்களோட சைடு தான்

அம்மா தெரியுமா அம்மா கூட்டு என் குடும்பத்துல ரெண்டு நிமிஷம் கூட்டு போயினே இருப்பேன் கூட்டு என்னடா எங்க தில்லி கேக்குறாங்க சொல்லு கூட்டு போயினே இருப்பேன் ஏய் மிட்டாய் நீ என்ன மிட்டாய் கை கடி போட் பண்ணா மிட்டாய் நீ ஏன் மிட்டாய் அந்த போன் சொல்லணும்டா கை இருங்க நான் அம்மா வரேன் என் அம்மா கூட ஆட்டு குடிக்கிறாங்க ஓடி போறோம் கேஸ் நான் இல்ல நானே கேஸ் கொடுத்துருவேன் நீ என்னடா கேஸ் ஏன் கேஸ் கொடுக்குறன்ற ஆமா சம்பந்தம் அதுதான் சம்பந்தம் இது சம்பந்தமே இல்ல கூட்டு போனா எல்லாமே உன்னால தான் வருது ராங் பண்ண சொல்லி உன்னை என்ன ஏறோட தான் பேசுனீங்க அது என்ன நான் என்ன போறேன் வா அந்த பொண்ணு சம்மதம் நீ கூப்பிட்டு போனேன் இப்போ தான் சொன்னேன் நான் நீ தான் தேலாம் பண்ணிட்டு இருக்க பேசணும்னு கூப்பிட்டா நான் ஆல்ரெடி அடிப்பா நான் தாங்கிக்கணும் இப்போ நீ வந்து நீ அடிப்பா தாங்கிக்கணும் அப்புறம் கூப்பிட்டு போக நீ என்னடா பார்த்து எனக்கு சொல்றியா பண்ணலாம் நான் இழிச்சா எழுதி விட்டுருக்கேன் நெத்தில என்னடா பண்ணலாம் சொல்றேன் நீ வீட்டுக்கு கிளம்புங்க அவ்வளோதான் உன்னை என்ன உண்மையா இருக்கா